வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மங்களபுரம் கிராமத்தில் அரச மர தடிப்பிள்ளையார் தான் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் அரச மரமும் வேப்ப மரமும் இணைஞ்சு வளர்ந்துருக்கு இதோட தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சிவசக்தியோட வெளிப்பாடு தான் இந்த அரச மரமும் வேப்ப மரமும் அரச மரம்ங்கிறது சிவபெருமான் வேம்புங்கிறது சக்தி பொதுவாகவே அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் யாரும் ஒன்றா வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றால் நட்டு வைக்கிறது கிடையாது அது தானாகவே ஒன்றிணைஞ்சு வளரும் எல்லா இடங்களிலும் அப்படி வளருமானாலும் கிடையாது சில இடங்களில் மட்டும்தான் அப்படி வளரும் ஆனால் அரச மரம் போன்ற மிகப்பெரிய மரங்கள் எல்லாமே தனக்கு பக்கத்தில் இன்னொரு மரத்தை வந்து வளரவே விடாது விதிவிலக்கா வேப்ப மரம் மட்டும்தான் அரச மரத்தோட வேரோட ஒன்றாக இணைஞ்சு வளரும் வேப்ப மரத்தை விழுங்கிட்டு அரச மர கிளைகளில் வந்து உட்கார்ற பறவைகளாக இருக்கட்டும் காகமாக இருக்கட்டும் தன்னோட எச்சத்துலேருந்து விழுற அந்த வேப்பங்கொட்டையிலேருந்து தான் அங்கே வேப்ப மரம் வளருதுன்னு சொல்லிட்டு சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அப்படி பார்த்தா மற்ற எல்லா மரங்கள்லேருந்தும் அதே பறவைகள் அதே கொட்டைகளை சாப்பிட்டு எச்சத்தை போடுது அங்கெல்லாம் வந்து வேப்ப மரம் வளருது இல்லையே இதை நம்ம கவனிக்கணும் ஆன் அதனால தான் அரசு வேம்பு இந்த ரெண்டு மரங்களுமே எங்கெல்லாம் இணைஞ்சிருக்கோ அந்த குறிப்பிட்ட இடம் தெய்வ சக்தி நிறைந்த இடமா இன்னைக்கு கருதப்படுது இது ரெண்டுத்துக்கும் திருக்கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கும் வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க சிவசக்திக்கு இணைவாக கருதப்படும் இந்த மரங்கள் அடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வந்து இன்னைக்கும் பிரதிஷ்டை செஞ்சு வணங்கி வராங்க அரச மரம் அப்படிங்கிறது மரங்களோட அரசன் இதில் மும்மூர்த்திகளும் வாசம் செய்வதாக புராணங்கள் சொல்லுது தேவலோகத்து மரம்னு அரச மரத்தை வந்து வர்ணிக்கிறாங்க பிரம்மாவோட சக்தி இம்மரத்தில் இருக்கிறதுனால அரச மரக்காற்றை யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ அவங்களோட ஆயுளும் வளரும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆரோக்கியம் சீராகும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காற்றுல வந்து அரச மரத்தோட இலைகள் வந்து ஆடுறப்போ ஒரு மாதிரி சலசலப்பான ஓசை வந்து இருக்கும் அந்த ஓசை எப்படி இருக்கும் அப்படின்னா ஆலய மணி போல் இருக்கும் நீங்கள் கோவிலில் நம்ம வந்து ஆலய மணி வந்து அசைச்சோம் அப்படின்னா எந்த மாதிரி நமக்கு சவுண்டு கிடைக்குமோ அந்த மாதிரியான சத்தம் வந்து அந்த இலைகள் காற்றில் அசையும் போது நம்ம வந்து கேட்கலாம் அரச மரத்தடியில் விநாயக பெருமானையும் நாகராஜனையும் வைத்து வழிபடுவது தான் வழக்கம் இவர்களை வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா காரிய தடைகள் எல்லாமே அகலும் கனிவான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை மற்றும் ஐதீகம் அரச மரத்தோட வேர்பகுதியில் பிரம்மனும் நடுவில் வந்து திருமாலும் உச்சியில் வந்து ஈசனும் அருள் புரிவதாக புராணங்கள் எல்லாமே சொல்லுது அதனால தான் அரசமரம் ராஜ விருட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க